வணக்கம் இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் ஷார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஃபிஃப்டி டூ ஆகுது இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா thirty thousand hundred and forty ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வரும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி target and stop loss expect பண்ணலான்ட்டு கம்ப்ளீட்டான ஒரு கால் வரும் ஸோ இப்போ கரண்ட்டில் பாருங்கள் உங்களுக்கு பை கால் வந்து ஷோ ஆகிட்டு இது வந்து ஆக்சுவலி ப்ரீவியஸ் டே வந்து ஜெனரேட் ஆயிருந்தது இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே புல்லிஷில் இருந்தனால அப்படியே அந்த ட்ரெண்ட் வந்து அப்படியே க்ரீன் கலரில் கண்டினியூ ஆச்சு பட் இப்போ சடனாக ஒரு லாஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் தான் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வந்துச்சு இப்போ ஒரு கேண்டில் பிக் கேண்டில் டவுனில் வந்தோன்னே நமக்கு இந்த சார்ட்னுடைய கான்செப்ட் படி ஒரு பிரேக் அவுட் நடந்துருச்சு அந்த பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் அந்த கேண்டில்ஸ் மூவ்மெண்ட்டு ப்ரைஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் பண்ணும் எவ்ரிடே வந்து நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க பார்க்கும்போது அதிலே வந்துட்டு மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது கால்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் பை பண்ணலான்னா க்ரீன் கலர் செல் பண்ணலான்னா இப்போ ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு பாருங்கள் கேண்டில் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் அடுத்து இப்போ என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம் அப்படின்றதுக்கு sell at thirty thousand one nought one point twenty அப்படின்னு இருக்கலாம் அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் இது அப்படியே ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வந்துடும் ஸோ அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் செல் காலுன்றனால கீழே வந்திருக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் இதில் நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ்னு வந்திருக்கு ஸோ இது வந்து டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸுக்கு மேலே ஒரு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து இருக்குது ஸோ எவ்ரிடே இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே கால்ஸ் அனலைஸ் பண்ணி சொல்லும் நம்ம இப்போ நைன் ஃபிஃப்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஜனவரி டுவெண்ட்டி ஓப்பனிங் ஆனது ஓப்பனிங்லேருந்து அப்படியே லேசாக மார்க்கெட் ரைஸ் ஆச்சு தேர்ட்டி டூ ஃபிஃப்டி ரேஞ்ச் போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு ரிட்டர்ன் நைன் தேர்ட்டி வரைக்கும் பாசிட்டிவாக இருந்துச்சு மார்க்கெட் நைன் தேர்ட்டிக்கு அப்புறம் மார்க்கெட் டவுன் சைடில் இறங்கினால டவுன் சைடில் பிரேக் அவுட் வந்தாச்சு அதனால் இப்போ நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ வந்திருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான சார்ட் தான் யார் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் பார்த்துட்டு வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வர கால் பார்த்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி வந்திருக்க அந்த ஃபஸ்ட்டு செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஃபார்ட்டி மேல் ஆகுது நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தேன் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் கிட்ட ட்ரேடிங் போனது இப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாரட் ரேஞ்ச் கிட்டக்க வந்திருக்கு ஸோ மார்க்கெட் ரொம்பவே வந்து ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் தான் இந்த ஸ்லோ மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆச்சுல அதை ரொட்டேஷன் ஆகிட்டே தான் சுற்றிட்டே இருந்துச்சு ஸோ அப்படி சுற்றிட்டே இருந்தது இப்போ ஒரு டென் ஃபார்ட்டிக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி தேர்ட்டி தௌசண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது thirty eight thousand one nought one ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இப்போதைக்கு இறங்கியிருக்கு இது பார்த்தீங்கன்னா Bank Nifty weekly option thirty eight thousand put option இன்னைக்கு எக்ஸ்பெரி ஆக போகுது ஸோ இன்றைக்கி எக்ஸ்பெரி ஆக போகிற புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து அத்த மணி தான் அத்த மணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் தேர்ட்டி எயிட்டில் வந்து பை கால் வந்திருக்கு ஸோ ஒன் தேர்ட்டி எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி டூ ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு நமக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு அதே ஒரு இந்த மணி ஆப்ஷன் பார்க்கலாம் so thirty eight thousand five hundred put option பார்க்கலாம் ஃபோர் எயிட்டி செவனில் உங்களுக்கு பைக்கால் வந்திருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து நல்லா ஃபைவ் எயிட்டிலாம் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதான் வந்து இப்போ ஒரு அர்த்த மணி பார்க்குறதுக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் வச்சு ஒரு டீப்பான ஒரு இந்த மணி பார்க்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு டேரக்ட் ஆப்ஷன் வீக்லி இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆக போகிற ஆப்ஷனில் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக ஆப்ஷனில் அப்ளை பண்ணி ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம் உங்களுக்கு டேரக்ட் ஆப்ஷனில் என்ட்ரி பாயிண்ட் மட்டும் கிடச்சிரும் அதை வச்சு நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் இல்லாட்டினா நீங்கள் ஃபியூச்சர் பார்த்துட்டு ஃபியூச்சரில் வர என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டார்கெட் வந்து இப்போ ஒரு ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணையில் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபியூச்சர் பார்த்து அவுட் ஆஃப் த மணி எது பண்ணுறதுனாலும் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும் மீன்வெயில் நம்ம நிஃப்டியும் பார்த்துடலாம் ஸோ வந்து நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு ஜான் டுவெண்ட்டி ஓப்பன் ஆன ஒன் மினிட்லேயே அதாவது நைன் சிக்ஸ்டீனுக்கே பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்துச்சு seventeen nine forty two point eighty அதில் தான் வந்து நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா seventeen thousand eight ninety seven so நமக்கு எயிட் நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் டவுன் சைடில் இறங்குச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் அகைன் ஒரு பையிங் ரேஞ்ச் அந்த செல்லிங் ரேஞ்ச் கிட்ட வந்துட்டு மறுபடியும் டவுனில் இறங்குச்சு இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் வரைக்கும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேரெக்டாக நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து இருந்துச்சு ஸோ நிஃப்டியில் எப்படி ஒர்க் அவுட் ஆன்னு கேட்டிருந்தீங்க அதனால் நிஃப்டி சார்ட்டும் உங்களுக்கு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 பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ